அலுமினிய தாள் பொம்மை ஹாய் குட்டீஸ் பொம்மை வச்சு விளையாட உங்களுக்கு பிடிக்கும் தானே இப்போ நம்ம சூப்பராக ஒரு பொம்மை செஞ்சு விளையாடலாமா இதுக்கு தேவையான பொருட்கள் அலுமினிய தாள் கத்தரிக்கோள் முதல்ல இந்த அலுமினிய தாளை எடுத்துக்கோங்க இதில் முப்பதுக்கு முப்பது சென்டிமீட்டர் சதுர அளவு இருக்கிற மாதிரி அலுமினிய தாளை கட் பண்ணிக்கோங்க இது போல பக்கங்கள் ஒன்றன் மேல் ஒன்று பொருந்தி வரும்படி வச்சு நல்லா சுருட்டிக்கோங்க இந்த காகித உருளையின் மேல் பகுதியில கழுத்து பகுதியை உருவாக்கணும் அதுக்கு இங்க பிடிச்சி பேப்பரை சுத்தி இப்படி அழுத்தி கழுத்து பகுதியை இது போல செஞ்சுக்கோங்க இப்ப கழுத்து பகுதியை பிடிச்சிட்டு தலைப்பகுதியின் ஒரு பக்கத்துல கை செய்யறதுக்காக இந்த மாதிரி வெட்டிக்கோங்க இதே போல இன்னொரு பக்கத்திலையும் மற்றொரு கைக்காக வெட்டிக்கோங்க இப்ப வெட்டின பகுதிகளில் கைகள் செய்யலாமா பாருங்க கைகள் செஞ்சாச்சு பெருவிரலை வச்சு நல்லா அழுத்தி தலைப்பகுதியை இது போல செய்துக்கோங்க சரி இப்ப கால்கள் செய்யலாமா இந்த கீழ்ப்பகுதி அலுமினிய தாள்ல கால்கள் செய்யறதுக்காக இப்படி ரெண்டு இடத்துல நடுப்பகுதி வரை வெட்டிக்கணும் இப்ப கால்கள் செய்யலாமா லேசா அழுத்தி ரெண்டு கால்களையும் இது போல செஞ்சுக்கோங்க அப்புறம் இந்த பகுதிய பாவாடை போல மடிச்சு விட்டுக்கணும் கவனமா செஞ்சா தான் அழகா இருக்கும் பாருங்க ட்ரெஸ் எவ்வளவு அழகா வந்திருக்கு கால் பாதத்தையும் சரியா மடக்கி விட்டுக்கோங்க இந்த பொம்மை செய்ய பசை பின்கள் எதுவுமே தேவையில்லை அவ்வளவுதாங்க பளபளன்னு அழகான இந்த பொம்மை ரெடி அழகா இருக்கா இங்க பாருங்களேன் குழந்தைங்களுக்கு இந்த பொம்மையை பார்த்துட்டு எவ்வளவு சந்தோஷம் அப்புறம் என்ன நீங்களும் செஞ்சு விளையாடுங்க இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்